ஆர்ஐன் வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணிருக்கோம் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா three type of engine options கொடுத்துருக்காங்க ஹுண்டாயில் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா one point two litre diesel engine இது வந்து one litre petrol engine option இருக்குது அது கேசோலின் டேரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு one litre turbo charger petrol engine கொடுத்துருக்காங்க இது மூணுத்துலேயுமே பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பவர் அவுட்புட் இது diesel engine seventy five PS power achieve பண்ணுது சிஎன்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் லோவஸ்ட்டாக இருக்கும் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதாவது கேசோலின் டேரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து ஹண்ட்ரட் பிஎஸ் பவர் அச்சீவ் பண்ணுது இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் உள்ள இன்டீரியர் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் point two litre diesel engine இது இதுவே வந்து நல்லா ஸ்பான்டேனியஸாக தான் இருக்குது இது பெட்ரோல் இன்ஜின் இதை விட இன்னும் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் பவர் அவுட்புட் இன்னும் சூப்பராக இருக்கும் குண்டாயில் மொத்தமாக engine three types of engine கொடுத்துருக்காங்க அதில் ஃபோர் வேரியன்ஸ் வருது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பா இன்ஜினில் வந்து விடி விடின்னு சொல்லிட்டு டீசல் பெட்ரோல் ஆப்ஷனும் ப்ளஸ் வந்து சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோலுக்கு ஹைக் ப்ரைஸுக்கு டாப் வேரியன்ட் எல்லா ஃபியூச்சரும் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இன்னொன்று வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து சொஃபஸ்டிகேட்டடான இதுவாக இருக்குது ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் ஏஎம்டி வேரியண்ட்டும் வருது ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்ஸில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கிளே ட்ரைவ் பண்ண ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது நம்ம பெட்ரோலும் ஆட்டோமேட்டிக்கு போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் வெஹிக்கிளோட ரியர் வியூஸும் வந்து ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சிருது ஐஆர்விஎம்மில் இதோட பூட் இந்த வெஹிக்கிளில் ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஆர்விஎம் சொல்லிட்டு டிரைவர் ரியர் வியூ மிரர்னு நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வியூ மிரர் ஸ்டா இதுவாகிடும் ஹேண்ட் பிரேக் போட்டால் மட்டும்தான் அந்த வியூ கனெக்ஷன் கட் ஆகும் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்ம வந்து ஐஆர்விஎம்மில் பார்க்காம இதில் கூட பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டில் இருக்கிற டூ வீலர்ஸ் ஒரு சைக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ரோட் வியூவில் கர கவர் ஆயிடுது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது android auto apple car play வழியாக நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸோ வீடியோஸோ ப்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் அனலாகில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபுல்லாக டிஜிட்டல் தான் பெட்ரோல் இண்டிகேஷனாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் மற்ற இண்டிகேஷன் எல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட்டாக இருக்குது நமக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது எந்த ஒரு லேகோ எதுவோ இதுவும் இல்லாமல் இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ரியரில் வந்து normal coil spring suspension plus வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது